இணைய இணைப்பின் இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தென்குரல் முகிலன்பன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே பயணிக்கிறது என்பதுதான் என்னுடைய உறுதியான நிலைப்பாடு மண் வாழும் ஆற்றலும் விண்தொடும் விவேகமும் கொண்டதுதான் இன்றைய இளமை துறைகள் தோறும் பாங்குடன் நின்று தனது பார்வையில் தெளிவும் கொண்டு தனது மட்டுமன்றி மற்றவர்கள் சீரிய உயர்விற்கு பாதை கொடுப்பவர்கள் தான் நம் இன்றைய இளைஞர்கள் பலாப்பழம் போன்ற தோற்றமுடைய இளைஞர்கள் பார்ப்பதற்கு ஒருவேளை கருடு முரடாகவும் சவாலான சிக்கலாகவும் கூட இருக்கலாம் ஆனால் அதை கடந்து உள் சென்று பார்த்தால் அமுத சுவை தரும் அற்புத பலாச்சுளை போன்றவர்கள் அதன் விதை போலிருந்து மனித மாண்புகளை கடத்தி அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் அற்புதமான தூதர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் மதமென்றும் இனமென்றும் தன்னை அழித்து கொள்ளும் விட்டில் பூச்சிகள் அல்ல இளைஞர்கள் மாறாக நட்பென்றும் பண்பென்றும் உறவென்றும் நுண்ணி பிணைந்த உறவுகளில் அகல் விளக்காய் மின்னி தெரிபவர்கள்தான் நமது இளைஞர்கள் என்பதை மறந்துவிட வேண்டும் கற்றலை தேடி நல்வழி நிற்றலை நாடி மொழி மீது பற்றலை ஏற்று தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்ந்து சிறக்கும் வல்லமைதானே இளமை வீழ்த்திட பல உண்டு வீழ்ந்திட பல உண்டு கண்மின் நாட்டியமிடும் வஞ்சக வலையறுத்து தனக்கான பாதையை தேர்ந்திடும் லட்சிய தெளிவுதானே இளமை தொழில்நுட்பமுடன் வாழ்வியல் நுட்பமுடன் மொழி நுட்பமுடன் உலக அரங்கில் சிறந்து தெளியும் நிலையில் இளமைக்கு நிகர் இளமையேதான் களைகளைந்து பகையறுத்து பண்பை விதைத்து பேதமர நீக்கமர நிறைந்த பெருமைதானே இளமையின் லட்சியம் கிளனியிலும் கலைதனிலும் காத்திடும் எல்லையிலும் கல்வியிலும் சாலையிலும் கல்வி சோலையிலும் ஆய்விலும் அறிவிலும் அரசிலும் தொழிலிலும் தன்னை மெய்ப்பிக்கும் இளமைக்கு நிகர் இளமை என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அல்லவா வெற்றியிலும் தோல்வியிலும் உயர்விலும் தாழ்விலும் வறுமையிலும் வழமையிலும் கற்றலிலும் அனுபவ பெற்றலிலும் நிலைத்திருந்து சமூகத்தையும் சமயத்தையும் சமதர்மத்தையும் காத்திடும் வல்லமைதானே இளமையின் லட்சியம் சிறந்து வாழ்வது மட்டுமல்ல லட்சியம் வீழாமல் வாழ்வதும் லட்சியம் என்றோ ஆளுமை அனைத்தும் இளமையைத்தான் கேட்கிறது ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் இளமையின் மகிமை குறித்து பெற்றவரையும் மற்றவரையும் கற்றவரையும் உற்றவரையும் ஏற்று வாழ்வதென்றோ லட்சிய தெளிவு ஆரம்பித்த அறிவு தேடலை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை என முன்னெடுத்து வாயில் நுழையாத நுழைவு தேர்வுகளை கடந்து முட்களையும் புதர்களையும் முட்டிகளால் முட் முட்டி தள்ளி முன்னேறும் இளமையின் வேகம் சிறியதென்ற மிக பெரியதென்றோ லட்சியம்தான் உயிரையும் உணர்வையும் ஏன் உலகையும் உந்தி தள்ளி உயிர்பட வாழ வைக்கிறது உயர வைக்கிறது என்பது உண்மைதானே அதற்காகவே இந்த பதிவு நன்றி காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்